இன்றைக்கும் வந்து ஷாருக் கான் வந்து வீட்டு மட்டை மாடலன்னு இப்படி பண்ணுறதும் ரஜினி சார் இந்த வயசுலேயும் முக்கியமாக நிகழ்வு அன்னைக்கு வீட்டு வாசலில் வந்து கடமை தவறாமல் ரசிகர்கள் பார்த்து கையசைக்கிறதும் விஜய் சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு வச்சு ரசிகர்களை ஒரு பக்கம் பார்த்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கிற மாதிரியான விஷயங்கள் தனிமையில் கூப்பிட்டு நற்பணிகள் செய்யணுங்கிறதுக்கான சந்திப்புகள்லாம் பண்ணுற நிலைமையில் அஜித் அவர்கள் ரசிகர் மன்றத்தை கலைக்கணும்னு ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு சார் அதுக்கு என்ன சார் காரணம் யாருக்குமே இன்றைக்கி அதுக்கு வரைக்கும் அதுக்கான காரணமே இல்லை அதுதான் அது என்னென்னா இப்போ அன்னைக்கு இப்போ இப்போ சமீபத்தில் இறந்த எஸ் எஸ் சக்கரவர்த்தி அவர் அவருடைய நண்பர் ராஜா இவங்க ரெண்டு பேர் பொறுப்பில் தான் ரசிகர் மன்றம் இருந்துச்சு ஒரு ரசிகர்கள் வந்து அங்கே தினந்தோறும் வருவாங்க அது ஒரு ஆஃபீஸாகவே இயங்கிட்டு இருந்துச்சு அங்கேருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அஜித்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னென்னா அரசியல் ரீதியாக இவங்க வந்து ஏதோ ஒரு பக்கம் போகிறாங்களோ